அழகு பார்த்த தெய்வமே தலை மேல கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே கண்மலையில் நிறுத்தி என்னை அழகு பார்த்த தெய்வமே தலை மேல கரம் பிடித்து வழி நடத்தும் தெய்வமே சத்துருக்கள் எனக்கு எதிராய் பாலையும் இறங்குகையில் என் தேவன் என்னோடு கைப்பிடித்தீரே சத்துருக்கள் எனக்கு எதிராய் பாலை